ஹாய் வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டுங்க body of saree pinkish orange double ஷேடில் வருங்க பலூன் ப்ளவுஸுமே உங்களுக்கு டபுள் ஷேடு தாங்க என்னென்னா அந்த ஆலிவ் க்ரீனோட வயலட் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ ஆலிவ் க்ரீன் வயலட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது அதில் கிடைக்கக்கூடிய டோனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோனாக தாங்க இருக்குது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது சாரியோடைய price five thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் அண்டு உங்களுக்கு அந்த சாரீ புக் ஆயிடுச்சு அப்படின்னா எங்ககிட்ட பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ எந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ கேளுங்க நம்ம சென்ட் பண்ணுறோம் அந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது saree number five twenty nine body of saree blue கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் சேம் இதுக்கு முன்னாடி சொன்ன olive green and violet mixing next saree saree number five three zero பலூன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்டல் க்ரீன் மாதிரி வருதுங்க பாடி ஆஃப் சாரியும் அதே மாதிரி தான் பேஸ்டல் ஷேடு தான் ரெண்டுமே பேஸ்டல் ஷேடு தாங்க பாடி ஆஃப் சாரியை பொறுத்த வரைக்கும் பிஸ்கட் ப்ரௌன்லேயே வந்து லைட் கலராக இருக்கும் பேஸ்டல் ஷேடில் வரும் பல்லுவன் ப்ளவுஸும் உங்களுக்கு அதே மாதிரி தான் பாடி ஆஃப் சாரி பிஸ்கட் ப்ரௌன்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பேஸ்டல் ஷேடு க்ரீன் கலரில் வருதுங்க saree number five three zero and இந்த சாரீஸ் எல்லாமே ஒன்றரை வார்ப்பில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒன்றே முக்கால் டபுள் வார்ப்போட கம்பேர் பண்ணும்போது இதோடைய திக்னஸ் வந்து கம்மியாக தாங்க இருக்கும் சாரீ தின்னாக தான் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீ தாராளமாக நம்மக்கிட்ட இந்த சாரீ வாங்கினதுக்கப்புறம் இது பியூராக இல்லையாங்கிறத நீங்கள் நீங்களே டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க ஸோ டெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து த்ரெட் வந்து ப்ளவுஸ் பாட்லேயும் எடுங்க பாடி பாட்லேயும் எடுத்து செக் பண்ணுங்கள் body of saree blue colour கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி வருது இங்கு ப்ளூவில் கொஞ்சம் டபுள் ஷேட் மாதிரி வருது பல்லுவன் ப்ளவுஸ் சேம் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த violet and olive green mixing saree number five three one next saree saree number five three two பல்லுவன் blouse pinkish orange body of saree yellow and green மிக்சிங்க பியூர் எல்லோவும் கிடையாது பியூர் க்ரீனும் கிடையாது எல்லோ அண்டு க்ரீன் மிக்சிங்கில் இருக்குங்க கோல்டு அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டடு சரியிலையுமே புட்டாஸ் வந்திருக்கும் இந்த சேரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸுங்க blouse body of sari pallu பல்லுவில் வரக்கூடிய டசல்ஸும் சேர்த்து சாரியோடைய length six point one two six point two meters இருக்குங்க length of blouse above seventy centimetre இருக்கும் width of the saree and blouse forty five point five இருக்குங்க saree number five double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 நீங்கள் ரிசீவ் பண்ணலை திரும்பி நமக்கே ரிட்டர்ன் வருது அப்படின்னா நீங்கள் முன்னாடி பே பண்ண த்ரீ ஹண்ட்ரட் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாதுங்க body of saree olive green பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் சாரியுடைய number five thirty four saree number five thirty five so cash on டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பார்சல் ரிசீவ் பண்ணிடுங்க பாடி ஆஃப் சாரீ ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் பாடியில் வரக்கூடிய புட்டா காப்பரில் இருக்குங்க காப்பர் ஜரியில் அதில் ஜஸ்ட் ஒரு திலகம் ஷேப்புக்கு மீனா ஒர்க்குக்கு சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் சப்போஸ் உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்கன்னா அது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி பார்சல் வாங்குற மாதிரி இருக்குங்க நம்ம கலெக்ட் பண்ணுறது only shipping charges saree number five three six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 முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒன்றரை வார்ப்பில் இருக்கக்கூடியது திக்னஸ் வந்து ஒன்றே முக்கால் டபுளோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலையும் body of saree peach colour and ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது saree number five three seven next saree number five three eight பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலையும் body of saree copper sulphate ப்ளூலேயும் இருக்குங்க இதுலேயும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சாரீ கோடு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் அவைலபிலிட்டி செக் பண்ண சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சாரீ கோடோட புக் பண்ணுங்கன்னே ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க அவைலபிளான்னு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் அது அவைலபிளாக இருந்ததுன்னா அவைலபிள்னு மட்டும்தான் நம்ம ரிப்ளை பண்ணுவோமே தவிர உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ண மாட்டோம் யார் சாரீ கோடோட புக் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களுடைய நம்பர் தான் நம்ம நோட் பண்ணுவோம் அதுக்கடுத்து எத்தனை பேர் கேட்டாலும் அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை தான் பண்ணுவோமே தவிர நம்பர் நோட் பண்ண மாட்டோங்க ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா நீங்கள் புக் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் பலூன் blouse dark green bottle green body of saree இது வந்து பொறுத்த வரைக்கும் பிங்க்கோட என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெட் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோனாக வருதுங்க saree number five thirty nine saree number five four zero பல்லுவன் blouse red colour body of saree க்ரீன்லேயே கொஞ்சம் பேஸ்டல் க்ரீன் மாதிரி வருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் டோன் ஸோ நான் ஏன் புக் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னா புக் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா அவைலபிலிட்டி கேட்கக்கூடிய எல்லாருமே வந்து அடுத்து பை பண்ணுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க ஏன்னா அவைலபிலிட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுத்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சாய்ஸஸ் கூட இருக்கும் ஸோ அவைலபிள் கேட்கக்கூடியவங்க எல்லாருமே வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுங்கன்னே மெசேஜ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அதை கேட்குறீங்க புக் பண்ண சொல்கிறீங்கன்னா உங்கள் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்குவோம் body of saree parrot green பல்லுவன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெய்ஜோட பெய்ஜோடங்கிறத விட இந்த பிஸ்கட் ப்ரௌனோட கிரே மிக்ஸ் ஆகிருக்கு பல்லுவன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் கிரே அண்டு பிஸ்கட் ப்ரௌனோட மிக்ஸ் ஆகிருக்குங்க body of saree parrot green சாரியுடைய number five four one five forty one இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒன்றரை வாரப்பில் இருக்கக்கூடிய pure silk sarees handloom made coming with silk mark certified price at five thousand five hundred WhatsApp மூலமாக புக் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடும் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் நம்ம வரணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்